இந்த நிகழ்ச்சி Indira Gandhi national open university regional centre கொச்சின்லேருந்து நாங்கள் வழங்குறோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த என்இபி பிடிபி e ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம சமர்த் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம் வந்து யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் மட்டும் அதனால் இந்த ப்ரொசீஜரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் டேஸ் டியூன் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் uh, வந்து என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பற்றி சொல்கிற ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த வீ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து எப்படி ஒரு சமர்த் போர்ட்டலில் இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து என்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த சமர்த் போர்ட்டலில் IGNOU hyphen NEP hyphen PDP அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப் பேஜ் வந்து இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா professional development programme on implementation of NEP twenty twenty for university and college டீச்சர்ஸ்னு எழுதியிருக்குது அதுக்கப்புறம் மூணாவது லைனுன்னு நான் சொல்கிறது வந்து இந்த home NEP twenty twenty programme brochure guidelines for participants help desk login register இதெல்லாம் இதை பற்றி தான் நான் எப்போல்லாம் நான் தேர்ட் லைனுன்னு சொல்கிறேனோ இதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த last டூ பட்டன்ஸ் இருக்கு இல்லையா லாகின் ரிஜிஸ்டர் இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர்னு சொல்கிற அந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிஜிஸ்டர்னு பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு யூசர் ஐடி ஒரு password நம்மளோட இமெயிலுக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம யூஸ் அக்சஸ் பண்ணுறதை தான் நம்ம லாகின் அப்படின்னு நம்ம சொல்வோம் வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் ஸோ லாகின் ரிஜிஸ்டர் இந்த ரெண்டு ஐக்கனை பற்றி நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல விரும்புகிறேன் இந்த லாகின்றது வந்து ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் புதுசாக இது பண் இதுக்குள்ளே நுழையணும் இதுக்குள்ளே என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பட்டனை தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த செ இந்த ரிஜிஸ்டர் பட்டனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங் இது இந்த ப்ரோக்ராம் அதாவது PG PDP professional development programme on implementation of NEP twenty twenty அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் வந்து வெறும் யூனிவர்சிட்டி காலேஜ் டீச்சர்ஸ்க்கு மாத்திரம்தான் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதனால நீங்கள் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அல்லட்டா வேறு ஏதாவது பரிவர்த்தனைக்கு தேவையான எந்த இதுவும் வச்சுக்க வேணாம் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு வெறும் உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்கள் கரஸ்பாண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட copies of the soft copy especially உங்கள் ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் அப்புறம் உங்களோட ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அதை பத் அது மட்டும்தான் தேவை ஸோ இந்த ரெண்டு ஐக்கானை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் register icon login icon register icon தான் முதல்ல யூஸ் பண்ணுவீங்க லாகின் ஐக்கான் ரிஜிஸ்டர் ஐக்கானை யூஸ் பண்ண பிறகு கிடைக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளார இந்த போர்ட்டலுக்குள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண அந்த பட்டனை யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த ரிஜிஸ்டர் பட்டன் வந்து இந்த lastல இருக்குது நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி ஹைலைட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு தான் முக்கியமான பட்டன்ஸ் இன் திஸ் போர்ட்டல் அது அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா soft copy of the photo நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு சிடியிலையோ அல்ட்ட இமெயிலையோ கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்ட்ட காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி soft copy of the signature நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஒரு பிளாக் பென்னோ இல்லை ஒரு ஸ்கெட்சோ வச்சு ஒரு ஒயிட் பேப்பரில் உங்க கையெழுத்தை போட்டு அதை உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதை சாஃப்ட் காப்பி ஆக்கி வச்சுக்கலாம் உங்கள் சிக்னேச்சருக்கு அப்புறம் உங்கள் காலேஜ் அல்ட்ட யூனிவர்சிட்டி ஐடி கார்டு அது ஒரு ஸ்கேன் ஒரு ஸ்கேனோ அல்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அவங்க ஐடி கார்டு வந்து அண்டர் ப்ராசஸாக இருக்குது அல்ட்டு அவங்க சேஞ்ச் இன் டெசிக்னேஷன் இருக்குது அதனால் அவங்க ஐடி கார்டு வந்து கொஞ்சம் ப்ராசஸில் தான் திருப்பி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு letter from the head of the institution நீங்கள் வாங்கி அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த soft copy of the photo வந்து மினிமம் சைஸ் ஒரு maximum size நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ தான் அது வந்து பதிவேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டென் கேபி இருக்கும் அது ஹண்ட்ரட் கேபி இருக்கும் நீங்கள் அந்த ஃபைல் size சாஃப்ட் copy ஆக்குனதுக்கு அப்புறமே நீங்கள் இந்த இந்த குல இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி accepted ஃபார்மேட் வந்து dot JPG or dot JPEG இதில் தான் இருக்கணும் அதே மாதிரி soft copy of the signature அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை வந்து ஒரு ஃபோட்டோ உங்கள் மொபைல் ஹேண்ட் செட்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து ஒரு soft copy of the signature ஆகிடும் இந்த ஃபோட்டோ மாதிரியே இதுக்கும் மினிமம் ஃபைல் சைஸ் பத்து KB maximum file size hundred KB அதே மாதிரி accepted format dot JPG or dot JPEG இது ரெண்டில் தான் இருக்கணும் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோவை பற்றி பார்த்தோம் சிக்னேச்சரை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து college or university ID card so அதில் அந்த ஐடி கார்டில் வந்து டெசிக்னேஷன் வந்து டீச்சர்னு இண்டிகேட் ஆகிருக்கணும் ஏன்னா அதை வெரிஃபை பண்ணும்போது நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் வந்து அதை ஓகேவா அப்படின்னு இது ஏன்னா இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து open only to university and college teachers இல்லையா அதனால நாங்கள் அந்த டெசிக்னேஷனை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க அப்புறம் இந்த college or university ID card இல்லைன்றது பட்சத்தில் நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி அதை கூட ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணலாம் இதில் minimum file size ten KB maximum file size two hundred KB accepted format dot JPG or dot JPEG or dot PDF files so இந்த ஃபார்மேட்ஸில் இருக்கணும் அப்போ உங்கள் சிக்னேச்சர் சிக்னேச்சரோல்ட்ட உங்களோட சாஃப்ட் காப்பி ஐடி கார்டு அந்த ப்ரிஸ்கிரைப் சைஸில் இல்லை அப்படின்னா நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அல்ட்ட குட்டியாக இருந்ததுன்னா பெருசாக்குறது எப்படி அதெல்லாம் இருக்குது எல்லாமே ஃப்ரீ வேர் தான் அதை நீங்கள் திறந்து வச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ்ன்னு சொன்னால் கொடுக்கும் அல்ட்ட எக்ஸ்பேண்டுன்னு சொன்னால் அது உங்களுக்கு உதவி பண்ணும் அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை இந்த ரிஜிஸ்டர்னு ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த ப்ரோக்ராம் இந்த பேஜ் வந்து அதாவது வெப் பேஜுன்னு சொல்கிறது அது வந்து இப்படி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து இடது புறத்தில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பல டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறே ஆறு ஃபீல்ட்ஸ் தாங்க இந்த ஆறு ஃபீல்ட்ஸில் கூட உங்கள் பேர் உங்கள் இமெயில் ஐடி ரெண்டு வாட்டி கேட்குறாங்க ஸோ நாலாயிடுச்சா அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த பாஸ்வேர்ட் கொடுக்காம ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து அதை மனசில் வச்சுக்கணும் லாஸ்ட் வந்து இது ரோபோ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கேப்சா வெரிஃபிகேஷனும் இருக்குது இது எல்லாம் இந்த ஆறு ஃபீல்ஸையும் என்டர் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் டவுன் அதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு இருக்குது நாங்கள் கூட சவப்பில் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணியிருக்கேன் அது வெப் பேஜில் சர்க்கிள் ஆகிருக்கு அது ரெட் கலரில் ஸோ இதை இந்த சிவப் இந்த ரிஜிஸ்டர்னு நீங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும் ஸோ எல்லாம் என்டர் பண்ணதெல்லாம் நாங்கள் மாஸ்க் பண்ணியிருக்கோம் so that it is e- eh, நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா இந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் சிக்ஸ் கேரக்டர்ஸாக இருக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நிக இந்த நிகழ்வு அப்புறம் இந்த after entering the name email ID பாஸ்வேர்டெல்லாம் இது பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து திருப்பி அந்த ரிஜிஸ்டர்னு அந்த ஆறு ஃபீல்ட்ஸையும் நீங்கள் கொடுத்த பிறகு அந்த ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ண பிறகு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்கள் இமெயில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா இங்கே அந்த அதாவது first second field first field name of the applicant second field applicant's email ஐடின்னு இந்த இமெயில் ஐடியில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் ஸோ இந்த இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் போட்டு அந்த இமெயில் ஐடியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் எப்பொழுதுமே இல்லை நாங்கள் வந்து லைஃப் ஸ்கில் எஜுகேஷனில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சாஃப்ட் காப்பி நம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா ஹார்ட் டிஸ்கில் வச்சுருந்தேன் காணா போச்சு சாஃப்ட் காப்பியில் வச்சுருந்தேன் மெயில் இது பண்ண முடியலன்னு ஸோ ஐதர் உங்களுக்கு ரெடிமேடாக இருக்க ஒரு மொபைல்லையோ அல்லாட்டா ஒரு ஹார்ட் காப்பி ஒரு சின்ன ஃபைலில் வச்சு எங்கேயாவது வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக அதை லொக்கேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கிளிக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொன்னல அந்த ஐக்கனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் கிடைக்கும் அந்த மெயிலில் தான் பாஸ்வேர்டும் இருக்கும் இதுவும் இருக்கும் அந்த என்ன யூசர் ஐடியும் இருக்கும் ஸோ இந்த இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் வச்சு லாகின் அதாவது மூணாவது பட்டனில் உள்ள அந்த ரெண்டாவது கடைசி உள்ளது ரிஜிஸ்டர் ரைட் ஹேண்ட் கார்னர் அதுக்கு முன்னாடி உள்ள ஐக்கான் வந்து லாகின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த வெப் பேஜ் மாதிரி இருக்கும் இதில் மூணே மூணு ஃபீல்ட்ஸ் தான் கேட்டிருந்தது கேட்கும் அதில் ஒன்று வந்து ரிஜிஸ்டர்ட் ஜிமெயில் ஐடி அடுத்தது பாஸ்வேர்ட் அடுத்தது கேப்சா ஃபார் வெரிஃபிகேஷன் இந்த ரிஜிஸ்டர்ட் ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணீங்களோ அதே தான் இருக்கணும் அதே மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும் நீங்கள் சப்போஸ் எல்லாமே மறந்துட்டோம் அதை கூட தெரியாமல் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட் லைன் பாருங்களேன் ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல அல்லாட்ட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்கள் ஒரு சின்ன லைஃப் ஸ்கில் எஜுகேஷனுக்கு தான் சப்போஸ் என்னால் ஞாபகம்லாம் வச்சுக்க முடியாது ஒரு இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நுணுக்கமானதெல்லாம் நாங்கள் வச்சுக்க முடியாது அப்படின்னா எங்கேயாவது ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கிறது நம்மளுக்கு நல்லது ஸோ நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஐக்கானை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆறு ஃபீல்ஸ் இருக்கும் அந்த ஆறு ஃபீல்ட்ஸில் நம்மளுக்கு வந்து நாலு ஃபீல்டு ரெண்டே ரெண்டு இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகுறது அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ரிஜிஸ்டர்னு கடைசியாக முடித்த பிறகு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம் இந்த லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி இருக்கும் அதாவது உங்கள் யூசர் ஐடி ரிஜிஸ்டர்ட் ஜிமெயில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்புறம் கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட் லைனில் லாகின் இருக்கிற ஐக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இந்த ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அதாவது இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் Gmail ID password captcha verification இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு நீங்க இதை கீழே லாஸ்ட் லைனில் உள்ளதை ப்ரெஸ் பண்ணப்போ இந்த பேஜ் வந்து இது மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு இருக்கு நான் கூட சிவப்பில் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா I have read the important information அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த அதை டிக் போட்டிங்கன்னா தான் இந்த ப்ரொசீடர் நீங்கள் ப்ரொசீட் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா கூட அடுத்தது போகும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தயவு செஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு ஒரு ஸ்மால் இது ஜெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு என்ன அப்படின்னு ஒரு சின்ன உள்கருத்து உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த ப்ரொசீட் பட்டனை இது பண்ணோன்னே இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும் இந்த பேஜ் இதில் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கனாலே பாருங்களேன் பர்சனல்னு ப்ளூ கலரில் இருக்குல்ல அதுக்கு அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு இருக்கு பாருங்கள் பர்சனல் ஃபர்ஸ்ட் அது கேட்கும் அடுத்தது கரஸ்பாண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறோம் அப்புறம் என்னெல்லாம் லோ அப்லோடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் நம்ம ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் உங்கள் ஐடி கார்டு ஐடி கார்டு இல்லாத பட்சத்தில் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் இந்த மூணு நம்ம சரியாக பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ரிவியூ லாஸ்ட் காலம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இதில் இந்த பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் ஜெண்டர் இருக்குது அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அது அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டே வரலாம் சிலது வந்து இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல அதை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயே லிஸ்ட் ஆகிருக்கும் சிலது நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த A one B one B two C three அப்படின்றது அப்படியே சிலதில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டி வரும் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்த பிறகு அதாவது உங்களோட age gender education qualification current designation அஃப்ளியே அஃபிஷியல் அஃப்ளியேஷன் அதாவது எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க இதெல்லாம் வந்து எலிசிட்டட் அண்டர் பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளி என்டர் பண்ண பிறகு கீழே லாஸ்ட்டில் லைனில் சப்மிட்டுன்னு இருக்குது இல்லையா அந்த சப்மிட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த page could take you to a preview அதாவது நீங்கள் இப்போ இது வரைக்கும் என்டர் பண்ணது பர்சனல் டீட்டெயில்ஸ் கரெக்டா அப்படின்னு நீங்களே உங்களே ஒரு செக் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது உதவும் ஸோ ஒரு ப்ரிவியூவுக்கு நீங்கள் போகும்போது அதில் வந்து எடிட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஸோ ஏதாவது தப்பாயிடுச்சு பேர் ஸ்பெல்லிங் அதெல்லாம் பார்த்துருங்க ஏன்னா நம்மளோட பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம சர்டிஃபிகேட் இருக்கும் நம்ம இங்கே எப்படி ஃபீட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி ஸோ நம்மளுக்கு வந்து வருமுன் காப்பம் எப்பொழுதுமே நல்லது இல்லையா அதனால நம்ம வந்து ஒரு டபுள் செக் எல்லாமே மொபைல் நம்பர் கரெக்டாக அப்புறம் நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு இந்த ப்ரீவியூ செக்ஷன் வந்து உங்களுக்கு உதவும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன ஏது அப்படின்னு இதில் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கேட்குறது எல்லாமே இருக்கும் இதில் மத்தியில் பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் டீட்டெயில்ஸுங்க இருக்குது நீங்கள் இந்த நான் சிவப்பில் காமிச்சோம் பார்த்தீங்களா அதே அதே இது அடுத்த அடுத்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அமுக்கணும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸை நீங்கள் அமுக்கணும் ஸோ எடிட் டீட்டெயில்ஸ்னால் இதில் வந்து ஏதோ கரெக்ஷன் இருக்குது அதை நான் திருத்தணும் அப்படின்றது இல்லை நான் தெளிவாக இருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும்னா நெக்ஸ்ட்டு இல்லை இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு ஒரு வாட்டி நான் ரீகேப் பண்ணிக்கணும் என் மனசில் கொஞ்சம் தெளிவாயிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸோ இதுக்கப்புறம் இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு என்டர் பண்ண பிறக்கும் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் அமுக்கும் போது இந்த பேஜ் வந்து இது மாதிரி இருக்கும் இந்த பேஜில் வந்து கரஸ்பாண்டன்ட் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட அட்ரஸ் என்ன நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுக்கலாம் ரெசிடென்சியல் அட்ரஸும் கொடுக்கலாம் முக்கால்வாசி நம்ம வந்து வேலைக்கு வர்றதுனால நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனும் மிஸ் ஆகாது அதுக்கு ஒரு சின்ன டிப்பு நாங்கள் அப்படி கொடுக்குறோம் இல்லை வீட்லேயே பத்திரமா இருக்கோம் யாராவது வாங்கி வைப்பாங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுங்க இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டன் இது பண்ணும் பின்கோடு கொடுக்கலன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் பின்கோடு வச்சுக்கணும் ஸ்டேட் வச்சுக்கணும் ஃபுல் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அதுக்கு இந்த கரஸ்பாண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இது பண்ணதுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி எடிட் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ யூ கேன் நீங்கள் எது பண்ணது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அல்ட்டா நெக்ஸ்ட் அப்படின்றது அடுத்த பேஜுக்கு போகணுமா அப்படின்னு பார்க்குறப்ப அல்லட்ட இல்லை நான் இன்னொரு வாட்டி நான் ஐ வாண்ட் டு செக் அப்படின்னு நீங்கள் முந்தின பக்கத்துக்கு போகணுன்னா ப்ரீவியஸ் ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பட்டனை யூஸ் பண்ணுவீங்க இந்த பேஜில் நீங்கள் அந்த நெக்ஸ்ட்டுன்னு அமுக்குனதுக்கப்புறம் இந்த பேஜில் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டோம் கரஸ்பாண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் நம்ம நம்ம வந்து ப்ரிவியூலையும் நம்ம பார்த்துட்டோம் ஏதாவது திருத்தணுமா அப்படின்னு திருத்தணும் அப்படின்னா எடிட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடுத்து எல்லாம் தெளிவாக இருக்குது we are confident we can move ahead அப்படின்னு மனசில் தோணும்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் அமுக்கணும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் மற்றும் உங்கள் வேலிட் இன்ஸ்டிடியூஷனல் ஐடி கார்டு அப்படி ஐடென்டி ஐடி கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து nomination letter from head of the institution கூட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்குது so this is the upload செஷன்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபைல் ஒரு வாட்டி பண்ணுங்கள் சில சமயம் இல்லை மல்டிப்புள் அப்லோட் பண்ணும்போது எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கடைசியாக பார்த்து எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கவே எடுத்துக்காது அது மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதான் ஃபோட்டோ இதான் சிக்னேச்சரு இதான் வந்து என்னோட ஐடி கார்டு ஐடி கார்டு இல்லாத பட்சத்தில் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த லெட்டரு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு என் பிடிபி என்இபி ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரே க்ரியேட் பண்ணி அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் பட்டன் ஸோ சப்போஸ் நீங்கள் தப்பாக இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா யூ எடிட் டீட்டெயில்ஸை முந்தின பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் பட்டன் யூஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேஜ் வந்து இப்படி இருக்கும் so verify the files once again ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் டிலீட்டை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களோட கண் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிற மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியே இருக்கட்டும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன தெளிவாக இருக்கும் என்ன இருக்கு ஃபோட்டோ அடுத்த சிக்னேச்சர் அப்புறம் valid institutional ID card or nomination letter அப்படின்னு அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணும் இப்போ நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும் இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த மாடிஃபை த செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது உங்கள் கண்ணில் எடிட் டீட்டெயில்ஸ்லையும் நீங்கள் படலை ப்ரீவியஸ் பேஜில் போய் பார்த்தப்பையும் உங்களுக்கு தோணலை நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் அமைக்க அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கீங்க அப்போ வந்து நான் இம்மல மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா இருக்குதுங்க ஸோ அதுக்கு தான் இந்த மாடிஃபை த செஷன் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த வந்து ஒவ்வொரு இப்போ பாருங்களேன் ஜெண்டருக்கு முன்னாடி பி டூன்னு போட்டு ஃபீமேல் இருக்குது இந்த கோடை மட்டும் நீங்கள் யூ கேன் நெக்லெக்ட் இட் இந்த சென்ஸ் அது வந்து எஜுகேஷன் பேக் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வேறு எதுக்கும் இல்லை நீங்கள் வந்து இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு வரும் fee would be shown as paid அதாவது என்னது அது ஃப்ரீ ஷிப் ப்ரோக்ராம்னால இது பெய்டுன்னு காட்டுது so there is no need to pay for from your end இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன் என்னன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபீ வந்து பெய்டு அப்படின்னு வரும் பிஏஐடி அப்போ வந்து நீங்கள் என்னடா அது நம்ம ஒன்றுமே டெபிட் கார்டு யூஸ் பண்ணல ஒன்றும் இல்லை ஆனால் இப்படி இருக்கு இப்படி வருதே அப்படின்னு நீங்கள் தயங்க வேணாம் இது ஃப்ரீ ஷிப் ப்ரோக்ராம்னால இந்த ப்ரோக்ராமுடைய ஃபீஸை ஏற்கனவே உங்களுக்கு பே பண்ணதான் காட்டும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ப்ராசஸில் அதுக்கப்புறம் இந்த ப்ரிவியூ பேஜ் வந்து இது மாதிரி மூணு பேஜுக்கு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து மாடிஃபை த செஷன் எங்கெல்லாம் நீங்கள் தப்பாக இருக்குதோ அந்த மாடிஃபை செஷனை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடித்த பிறகு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள் right hand side lower end அதில் ஐ அக்ரி நானும் அந்த சிவப்பில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் அதில் டிக் மார்க் போடணும் அதுக்கு பக்கத்தில் சப்மிட் மை அப்ளிகேஷன் இருக்குது அதில் அதுலேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும் இந்த கண்ட்ரோல் நம்பர் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் என்இபி பிடிபின்னு e என்ன ப்ரோக்ராம் நீங்கள் அது கோர்ஸ் அப்ளைடுன்னு வரும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சப்மிட் பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஃபார் சேஃப்டி ரீசன் மொபைலில் கூட வச்சுக்கலாம் யார் நாளைக்கு காலேஜில் கேட்குறாங்க what is your control number அப்படின்னு சட்டுன்னு உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் வெப்சைட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ நேரம் நிகழ்ந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்மரி வேணும் ஒரே ஒரு ஷீட்டில் கொடுங்க அப்படின்னா இதுதான் அது ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்கள் அதாவது professional development programme on implementation of NEP twenty twenty இது வந்து காலேஜ் டீச்சர்ஸ்க்கு மற்றும் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ்க்கு மாத்திரம்தான் இது சமர்த் போர்ட்டலில் தான் நீங்கள் போய் இதில் என்ரோல் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எப்படி இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத இந்த பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோட இருந்ததுக்காக நமக்கு நன்றி உங்களோட எல்லா பயணத்திலையும் வந்து எங்களோட நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்